வணக்கம் இப்போ நாம பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி டூ டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெவன் ஓ கிளாக் மேலே ஆகுது ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் ட்ரெண்ட்க்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலர் சேஞ்ச் ஆகும் அப்புறம் கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் அப்படி தான் இன்றைக்கி நமக்கு ஒரு லெவன் ஓ கிளாக் அப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் ஒரு பை கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு buy at thirty nine thousand two twenty nine point seventy so இதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் ஃபியூச்சர் ட்ரேடராக இருந்தால் நீங்கள் இந்த பாயிண்ட்டில் வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம் இல்லை ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம் அடுத்து டார்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேலே ரெண்டு க்ரீன் கலர் ஸ்ட்ரைட் லைன் இருக்குல்ல அதான் டார்கெட் லைன் அதே லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து கீழே ரெட் கலர் லைன் இருக்குல்ல அதான் ஸ்டாப் லாஸ் லைன் இதில் three thirty nine thousand two twenty nine தான் என்ட்ரி மேலே ஃபஸ்ட் ஆர்ட் ஷோ பண்ணுறது பார்த்திங்கன்னா thirty nine three twenty seven இது நமக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ninety seven to ninety eight points கிட்டக்க நமக்கு டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது ஸோ இந்த நைன்ட்டி எயிட் பாயிண்ட்ஸ் வந்து ரீச் அவுட் ஆகுதா அப்படின்றது தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த சார்ட்டில் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு மாறும்போது நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு லெவன் ஃபிஃப்டி மேலே ஆகுது நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆனது பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் மேலே ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாம் நமக்கு மார்க்கெட் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஸ்லோ மூமெண்ட்டில் மெதுவாக தான் வந்து ரைஸ் ஆகிட்டே இருந்துச்சு ஸோ இப்போ தான் நமக்கு பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஏறி நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட்டாக பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு தேர்ட்டி நைன் டூ டுவெண்ட்டி நைனில் வந்து த்ரீ டுவெண்ட்டி நைன் வரைக்கும் மொமெண்டம் கொடுத்து ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் மூவ்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா கிடச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு பேங்க் நிஃப்டி ஒன் மினிட் சார்ட்டில் இன்றைக்கி லெவன் ஓ கிளாக் அப்புறம் கிடச்ச பைக்கால் டார்கெட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ